காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிஃப்ட் பாக்ஸ் வந்துருச்சு கிஃப்ட் பாக்ஸ்னால் ஒரு இங்கே திருப்பூரில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கடை அங்கேன்னு சொல்ல முடியாது இல்லை வேறு எங்கேயாச்சும் வாங்கியிருக்கலாம் ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ முப்பது ஐட்டம் இருக்குது பின்பக்கம் இது முப்பது ஐட்டம் ஸோ கிஃப்ட் பாக்ஸ் இதை திறக்கலாம் இப்போ ஸோ இது ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கு இன்னொன்று பின்னாடியே இருக்கு அதையும் எடுக்கிறேன் இந்த இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இது அடுத்த வீடியோவில் பிரித்து வெடிச்சு காமிப்போம் ஸோ பிரிச்சிடலாமா இது அச்சா இருக்கும் முப்பது ஐட்டம் நான் ஆயிரம் ஐட்டம்லாம் சொல்லல இதில் இருக்கணும்னா எழுபது ஐட்டம் தான் மேக்ஸிமம் யூடியூப்லேயே அந்த பாக்ஸ் பேரே யூடியூப் அது அடுத்த வருஷம்தான் நம்ம திருப்பூருக்குலாம் லான்ச் ஆக போகிறது போல் இப்போ சென்னை வரைக்கும் தான் வந்திருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் பாக்ஸ் கஷ்டப்பட்டு திறந்தாச்சு ஸோ பாக்ஸ் திறந்தாச்சு இல்லை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிஜிலி பாம்பு அஞ்சு என்னது இதுன்னு பார்ப்போம் ஏதோ மாத்திரை பாம்பு மாத்திரம் இல்லை பொறி பொரிய வர மாத்திரம் இதுதான் வடி அது சரணா குட்டி சரணா பாம்பு மாத்திரை அது ஒரு பாம்பு மாத்திரை அது ஃபஸ்ட் குவாலிட்டி இது செகண்ட் குவாலிட்டி பாம்பு மாத்திரை இது ஆட்டோ பாம்பு லட்சுமி ஆட்டோ பாம்பு ஒட்டியிருக்காங்க இது வந்து குட்டி குழந்தைங்கலாம் நிறைய டைம் வெடிச்சிருக்காங்க இது என்னதுன்னு கண்டுபிடிங்களேன் fast five seconds one two three four five சங்கு சக்கரம் இல்லை இது வந்து பொம்மை வெடி பற்ற வச்சோன்னா பொம்மையாட்டம் இருக்கும் குருவி வந்து இப்படி தொட விடுவியா நீ இதுவும் மாத்திரை பாருங்க மாத்திரை நான் இதுனா மாத்திரை இதோ இதோ அந்த டிராகன் கம்மி எடுத்து நான் எப்போ நான் பண்ண நான் ஒரு இதில் இது ஆட்ட பாம்பு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க நான் அது போச்சு நான் இன்னைக்கு நான் இது போயிடுச்சு நான் நிற்குது நான் டூ வந்துட்டேன் இது கிட்கேட் கிட்கேட் மட்டும் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் வச்சா வேற லெவலில் இருக்கும் பொறி பொறியாக வரும் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்கு எந்த சீசன் பாருங்க ரெண்டு பீஸ் உள்ளே இருக்கு மொத்தமாகவே பீஸ் தான் இருக்குது ஸோ ரெண்டும் வெளியே வந்துடுச்சு நீ பார்க்குறேன் ரெண்டு பீஸ் மியூசிக்கல் சங்கு சக்கரம் டான்ஸ் சங்கு த்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க பற்ற டான்ஸ் மாதிரியே சுற்றி சுற்றி சங்கு சக்கரம் சுட்டும் ஒரே ஒரு பீஸ் நெக்ஸ்ட் uh, இது என்னது ஆட்டோ பம் இதுவும் இதுக்கு முன்னாடி வேற என்னமோ இருந்துச்சு இது ஒரு ஆட்டோ பம் இது ஒரு ஆட்டோ பம் மூணு இந்த மூணு கிஃப்ட் பாக்ஸ்லயே மூணு மூணு ஆட்டோ பம்ஸ்